அனைவருக்கும் வணக்கம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்கணும் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் மேல் ஆகுது ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கால் அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு தேவை நெக்ஸ்ட்டு ஒரு கால் வந்தால் செல் கால் தான் வரும் அது எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா டவுனில் இறங்கினதில் நமக்கு டவுன் செட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சிக்னல் ஜெனரேட் ஆகும் அந்த ஜெனரேட் ஆகிற சிக்னல் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து சும்மா அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் கால்ஸ் உங்களுக்கு வந்து பையா செல்லான்ட்டு வரும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட்டான ஒரு டீ டீட்டெயில் கிடைக்கும் அதை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு பாருங்கள் நமக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு செல் கால் அப்படின்றனால கேண்டில் கலர் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at seven eight zero த்ரீன்னு வந்திருக்கு நமக்கும் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப ஈஸியாகவே நம்ம என்ட்ரியும் எடுத்துக்கலாம் அடுத்து கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா செவன் செவன் எயிட்டி த்ரீன்னு இருக்குது ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி நைன் ஆகுது நமக்கு ஜெனரேட் செல் கால் பார்த்தீங்கன்னா seven seven nine zero inch break out பண்ண ரொம்ப கஷ்டப்படுது ஸோ அதை இப்போ தான் ஃபைனலாக பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு இறங்கி ஃபஸ்ட் டாரட்டையும் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ஒரு டவுன் சைடு மொமெண்டம் தான் அதில் நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் பிஎம்லக்கு அப்புறம் கிடச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு இதை வச்சு நீங்கள் உங்கள் ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ